இப்போ நம்ம பீட்ரூட் ரவை லட்டு பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஹெல்த்தி டயட் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் ரவை ஒன்றரை கப் சுகர் சர்க்கரை ஒரு கப் பால் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு கப் பீட்ரூட் ஒரு சிட்டிகை உப்பு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தேவையான அளவு நெய் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பேண்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க முதல்ல நம்ம பீட்ரூட்டை வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் வேகட்டும் ஒரு கால் கப் ஊற்றிருக்கேன் பாதி ஏலக்காய் பொடி இதில் போட்டுடலாம் கொஞ்சம் சக்கரை போடுறேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியாக வந்துடுச்சு அதை இறக்கி தனியாக வச்சு ஆறட்டும் இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு ஹீட் ஆகட்டும் சூடானதும் மந்திரி பருப்பு போட்டுக்கோங்க பொன்னிறமாக அறுத்துக்கலாம் திராட்சை போட்டுடலாம் இப்போ ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு ரவை இப்போ கொஞ்சம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் துளி கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பாதி எடுத்து வச்சுட்டு பாதியில் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணலாம் இதில் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வதங்கி விடுங்க கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இது ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம் மீன் டைம் ரவை வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இது போல் சிறு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க பீட்ரூட் கலவையை இது போல் ரவுண்டாக பண்ணி இந்த ரவையை உள்ளே வச்சு இது போல் மடித்து உருண்டையாக உருட்டிக்கலாம் இது போல் உருண்டையாக உருட்டிக்கோங்க பீட்ரூட் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு சில பேர் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரி வந்து ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் முக்கியமாக குழந்தைங்க வந்து இது போல் வந்து நல்ல பீட்ரூட் ரெசிபிஸாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ரவை வச்சுருக்கோம் ரவை லட்டு உள்ளே வந்து ரவை வச்சுட்டு மேலே வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறையா கலர்ஸ் வச்சு கூட பண்ணலாம் உள்ளே வந்து நம்ம வேறு வேறு கலர்ஸ் வச்சு கூட இது மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்